கிளைகளாக அமர்ந்திருக்கும் நிர்வாக பணியாளர்கள் அனைவருக்கும் நமது ஆலமரத்தின் இலைகள் போல் அமர்ந்து கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் சாரி இருபால் பயிற்சியாளர் அவர்களுக்கும் எனது இனிமையான மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் முன்னாள் இராணுவத்தினருக்கான ஒரு சிறந்த மரியாதையை இந்த நிர்வாகத்தின் மூலம் என்னால் காண முடிந்தது அவ்வாறான ஒரு மரியாதை எந்த இடத்திலும் உங்களால் காண இயலாது நாற்பத்தோரு நாட்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருந்தது ஏனென்றால் எவ்வளவு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும் இராணுவத்திற்கான மரியாதையை தருவதில் தயக்கம் காட்டுவார்கள் ஆனால் இந்த மிகப்பெரிய பயிற்சி நிலையத்தில் இராணுவத்தினுடைய பெருமையை காட்டுவதில் எந்த ஒரு சிறிய தயக்கமும் இன்றி மிகவும் அழகாக மிகவும் நேர்த்தியாக ஒரு இராணுவ வீரன் எவ்வாறு செயல்படுகின்றான் என்பதை எடுத்துரைத்த இந்த நாற்பது நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் இருக்கும் ஏனென்றால் ஒரு தாய் சொன்னாலாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த போது அப்பா வளர்த்த பிள்ளை என்றால் சாரி அம்மா வளர்த்த பிள்ளை என்றால் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஆக்க ஆசைப்படுவாள் ஆனால் ஒரு தகப்பன் வைத்த பிள்ளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் இராணுவத்தில் பணிபுரிவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாளாம் நான் மரியாதையாக வழிநடத்திய இந்த நிர்வாகத்திற்கு என மக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓகே நீங்கள் அவரோட எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிகள் துவங்குகின்றன தேங்க்யூ